ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மாவோட மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறோம் அம்மா மாடியில் வந்து நிறைய வெண்டைக்காய் செடியெல்லாம் வச்சுருக்காங்க இது வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு காய் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்காங்க அம்மா இப்போ வந்து அந்த வெண்டைக்காய் தான் காட்டுறாங்க பாருங்கள் நான் வந்து இது ரெண்டாவது வாட்டி வந்து பறிக்கிறாங்க அம்மா என்ன உரம் போடுறோம்மா உரம் மாட்டு சாணி தான் வந்து மாட்டு எரு தான் எருவெல்லாம் சரியான காய் காய்ச்சிது புதினா இருக்கும் ம் வருமா எங்கன்னா வரும் இருந்து பார்த்தா தான் தெரியும் இது வந்து முள்ளங்கி செடி இன்னும் வரல முள்ளங்கி இல்ல லைட்டாக வரும் முள்ளங்கி வருது அவ்வளோதான் வச்சேன்னா வரவே வராது இங்கே வந்து சும்மா லைட்டாக அப்படி உள்ளே வச்ச அப்படி அழகாக வருது இதில் ஒரே ஒரு கொத்தமல்லி செடி வரும் இது என்ன கீரைமா பண்ணக்கீரையா இது நல்லா இருக்கும்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அந்த கீரை பண்ணக்கீரை அப்புறம் மல்லி செடிங்க இது ஒரு மல்லி நிறைய மொட்டு விட்டுருக்கு அப்புறம் இது மல்லி தானேம்மா மல்லி தான் இது ஒரு டைப் மல்லி அடுக்கு மல்லியா அவ்வளோதான் அம்மாவோட மாடி தோட்டம் ஒரு குட்டி மாடி தோட்டம் இது நண்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ வந்துடுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அம்மா பறிச்சுட்டு வந்தாங்க இந்த அளவுக்கு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது வெண்டைக்காய் இந்த வெங்காயம் வந்து நட்டு வைக்க போகிறோம் என்னம்மா நட்டு வச்சிருமா இது என்ன செடிமா இது வெண்டைக்காய் கத்திரிக்காவா கத்திரிக்காய் செடி வெங்காயத்தாளம் நல்லா நீட்டாக வளர்ந்துருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு கூட கட் பண்ணோம்ல இதுக்கோ எடுத்துட்டேன் ஆமாம் அன்னைக்கு பாவு பாஜி பண்ணும்போது அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க மேலே இருந்தான் கத்திரிக்காவும் இருக்குது நல்லா பழுத்து போயிருக்கு கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காவாம்மா முள்ளு கத்திரிக்காய் அடுத்தது முள்ளு இந்த விதையை அப்படியே இது பண்ணிடலாம்ல அதுதான் விதைக்கு தான் கத்திரிக்காய் பூ இங்கே வந்திருக்கு முள்ளாக இருக்குது இதில் முள்ளு கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காயா இப்போ கீழே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன செடி இருக்குன்னு காட்டுறேன் இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரிய மாட்டுது ஃப்ரண்ட்டில் இருக்க முருங்கை மரம் இது ரோட்டில் வச்சுருப்பாங்க ரோட்டு ஓரமாக தானே இருக்கு பூ வந்திருக்கு இப்போதான் ஜாதி மல்லி இல்லை இது இன்னும் பூ வரல இப்போ இல்லையா சீசனு ஜாதி செடி அப்புறம் இது என்ன வாழை வாழைக்காமா வலியா குட்டி குட்டியாக இருக்குல்ல வலி வாழை செடி இது அப்புறம் அங்கே ஒரு வாழை மரம் இருக்குது இதுவும் பூ விட்டுருக்கு வாழைக்காய் வாழைக்காய் அப்புறம் கீழே கொஞ்சம் செம்பருத்தி செடியெல்லாம் இருக்குது இது செவ்வாழை தானே இன்னும் வரல இது செவ்வாழை இது பூம்பு ரஸ்தாலி இது இது குட்டி குட்டியாக தான் இருக்குது இது போன அப்புறம் தான் நினைக்கிறேன் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது வாழைப்பூ வேணால் சாப்பிட்லாம் அவரைக்காய் செடி இங்கே கொடி வந்திருக்கு இப்போ தான் பொங்கல் காய்க்கும் நினைக்கிறேன் இல்லைம்மா அப்புறம் இங்கே வாழை இது தென்னை மரம் இருக்குது ரெண்டு அப்புறம் கொய்யா மரம் இருக்குது அப்புறம் நெல்லிக்காய் செடி அது இருக்கு இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு குட்டி குட்டி குட்டியாக காய் இந்த பக்கம் எங்கம்மா இங்கேயா இங்கேயா ஒன்று பெருசாகிடுச்சு காய்ச்சி காட்டுறேன் குட்டியாக இருக்கு பார்க்க அழகாக இருக்குது ஐயோ அப்படியே விழுது தொட்ட உடனே விழுதுமா அம்மாவோட மாடி தோட்டம் அப்புறம் கீழே வந்து என்னென்ன செடி வச்சிருக்காங்கன்னு காமிச்சிட்டேன் ஸோ அவ்வளோதான் இப்போ தவன் வந்து உங்கள்கிட்ட என்னமோ காட்டணுமா காட்டு தவன் வா இங்கே வா இங்கே வா இங்கே வா காட்டு ஹெலிகாப்டர் காட்டு கிட்ட வந்து இங்கே வா கிட்ட வா இது எங்கே வாங்கின நீ முஸ்தபா இல்லை ஜெயச்சந்திரனில் வாங்கினேன் ரிமோட் காட்டு ஓகே இப்போ எப்படி ஃப்ளை பண்ணுறேன் பார்க்கலாம் கீழே வச்சிரு எனக்கு இந்த ஏர் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் அப்புறம் ட்ரோன்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஆ கேமரா தான் இருக்காது அதில் ம் கண்ட்ரோல் பண்ண okay okay okay okay one more time இது சென்சாரில் தான் போகுது இல்லை ரிமோட் வந்து ஆன் ஆஃப் தான் கண்ட்ரோலாக இருக்கா அதில் ரிமோட்டில் ஸ்டாப் பண்ணிட்டியா நெக்ஸ்ட் நம்ம என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் நெக்ஸ்ட்டு ட்ரோன் ட்ரோன் கூட நம்ம பார்த்தோம்ல ஆமா ரொம்ப எக்ஸ்பென்சிவா ட்ரோனு ஓகே செவன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுலேருந்து ஈவினிங்கில் வந்து மாடிக்கு போய் ஜாலியாக பட்டாசு வெடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்